மகிழ்ச்சிகரமான காலை வணக்கங்கள் தளர்ந்து நிற்காதே சோர்ந்து இருக்காதே வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் ஆம் முயன்றால் எட்டும் உயரம்தான் நம் வெற்றி இன்றைய நாள் வெற்றிய வெற்றியின் நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் இன்றைய உலகத்தில் ஏறத்தாழ ஆறாயிரம் மொழிகளுக்கு மேல் பேசப்பட்டாலும் அதில் இரண்டாயிரத்து ஐநூறு மொழிகளுக்கு மட்டுமே எழுத்து வடிவம் இருக்கின்றது இதில் இலக்கியமாக மட்டுமே உள்ள மொழிகள் முன்னூறு இலக்கண மொழிகள் நூற்று ஐம்பது இலக்கிய சிறப்பும் இலக்கண சிறப்பும் இரண்டுமே உடைய மொழிகள் வெறும் ஐம்பது தான் இந்த ஐம்பது மொழிகளுக்குள் உயர்தனி செம்மொழி என்று சொல்வது சில மொழிகள் மட்டுமே அதில் தமிழ் சீனம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் சமஸ்கிருதம் அரபிக் இந்த ஏழு மொழிகளுக்குள்ளும் இன்றைக்கும் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் உயிர் போன்று இருப்பது இரண்டே மொழிகள் மட்டும்தான் அதில் முதலில் வருவது நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி மற்றொன்று மற்றொன்று சீன மொழி இதில் பழங்காலத்து சீனர்கள் இன்றைக்கு இருக்கும் சீனாவுக்கு போனால் அவர்கள் பேசும் சீன மொழி இவர்களுக்கு புரியாது இவர்கள் பேசும் சீன மொழி அவர்களுக்கு புரியாது ஏனென்றால் இன்றைக்கு இருக்கும் சீன மொழி எல்லாமே மாறிவிட்டது ஆனால் பிறந்து சிறந்த பல மொழிகளில் சிறந்தே பிறந்ததாம் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி பிறந்து சிறந்த பல மொழிகளில் சிறந்தே பிறந்ததாம் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி ஆம் தொல்காப்பியன் இன்றைக்கு வந்தாலும் அவர் பேசும் தமிழை நாமும் நாம் பேசும் தமிழை அவரும் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் தமிழ் மொழியானது எழுத்து வடிவத்தால் மட்டுமே மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதே தவிர ஒளி வடிவத்திலும் உச்சரிப்பிலும் எந்த மாற்றமும் இல்லை எனவே அத்தகைய பெருமைக்குரிய நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை போற்றியும் வணங்கியும் எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன் ஓகே மேகங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கதிரவனை மறைத்துவிட முடியாது அதேபோல் பவானிசாகர் பவானிசாகர் அரசு அலுவலர் பயிற்சி நிலையம் என்னும் மேக கூட்டத்தில் கதிரவன் போல் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களிடம் கேட்டேன் வாழ்க்கை பாடத்தில் சிறந்தது எது என்று அதை தெரிந்து கொள்ள பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பார் என முதல்வர் பணித்தார் படிப்பென சொல்வது யாதென கேட்டேன் படித்து பார் என முதல்வர் பணித்தார் அறிவென சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பார் என முதல்வர் பணித்தார் அன்பெனப்படுவது யாதென கேட்டேன் அழித்து பார் என முதல்வர் பணித்தார் பாசம் என்பது யாதென கேட்டேன் பகிர்ந்து பார் என முதல்வர் பணித்தார் பண்பெனப்படுவது யாதென கேட்டேன் மாறாமல் இருந்து பார் என முதல்வர் பணித்தார் ஒற்றுமை என்பது யாதென கேட்டேன் கூடி பழகிப்பார் என முதல்வர் பணித்தார் ஒழுக்கம் என்பது யாதென கேட்டேன் ஒழுக்கம் என்பது யாதென கேட்டேன் பவானி சாகர் பயிற்சி பட்டறை வந்து பார் என முதல்வர் பணித்தார் இதை அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால் முதல்வரே நீர் ஏன் என கேட்டேன் முதல்வர் சற்று அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றார் ஆம் ஆம் வாழ்க்கையில் அனைத்து பாடங்களையும் நாம் குரல் வழி நின்று அனுபவித்தால் மட்டுமே சாதனையாய் உயர்ந்து நிற்க முடியும் என்ற நம்பிக்கையை தந்த நமது பயிற்சி நிலையத்தின் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களை பவானி சாகர் பவானிசாகர் அரசு அலுவலர் பயிற்சி நிலையம் ஐம்பத்தி நான்காவது அணியின் அனைத்து பயிற்சியாளர்கள் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் இன்று வரை மட்டுமல்ல வரும் நாட்களிலும் நாங்கள் காணும் வெற்றிகளுக்கும் நாங்கள் அடையும் புகழ்களுக்கும் பயிற்சி என்னும் பெருங்கடலில் இருந்து தெளிந்த நீராய் கரை சேர்த்திடும் கலங்கரை விளக்கமாய் அமர்ந்திருக்கும் எமது பயிற்சி நிலையத்தின் சிறப்பு விரிவுரையாளர்களையும் விரிவுரையாளர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன் குழந்தையின் பசி போக்க உணவூட்டும் அன்னை ஒரு தெய்வம் என்றால் நம் பசி போக்க உணவூட்டும் விவசாயம் ஒரு தெய்வம்தான் தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்னும் பசி என்னும் பிணி அணுகுவதில்லை நாம் உண்ணும் உணவில் நல்லவற்றை கூற்றியும் தீயவற்றை கழித்தும் அறிவை பெருக்கியும் உணவருந்தும் நேரத்தை வகுத்தும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் தரும் சத்தான உணவுகளை பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் சமமாக பங்களித்து நம் பசியை போக்கும் கணக்கு அலுவலர் உணவகம் ஐயா அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன் நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவர் சுறுசுறுப்பானவர் ஆனால் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவர் வெற்றியாளர் ஆம் நாளை செய்ய வேண்டிய செயல்களை இன்றே முடித்து நம் பயிற்சி நிலையத்தின் அலுவலக வேலைகள் அனைத்தையும் முன்னதாகவே முடித்து பயிற்சி நிலையத்துக்கு உறுதுணையாக இருக்கும் பயிற்சி நிலைய அலுவலர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் தினமும் முயற்சி செய் அயற்சி அகன்று போகும் தினமும் பயிற்சி செய் முயற்சி தள்ளி போகும் ஆம் இந்த பயிற்சி காலத்தில் ஐம்பது வயது உள்ளவர்களையும் இருபத்தைந்து வயது இளையவர்களுடன் போட்டி போட வைத்து நம் அனைவரையும் இளமையாக்கிய நம் பயிற்சி நிலையத்தின் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களையும் வந்திருக்கும் பெரியோர் அவர்களையும் பெற்றோர் அவர்களையும் என் குழந்தை செல்வம் ஆகிய கண்மணி அவர்களையும் வருக வருக என இருகரம் கூட்டி வரவேற்று எனது வரவேற்புரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்